வணக்கம் நண்பர்களே குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ குரு மகேஸ்வரா குரு சாஷாத் பரபிரம்ம தஸ்மேஸ்வரி ஓம் குருவே நமக நமது சேனலில் ஓம் ஷோமில் தொடர்ந்து ஆன்மீகம் ஜோதிடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதாவது எளிய நிலையில் இருப்பவர்களுக்கும் படித்து கொண்டு இருப்பவர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் நாம் வந்து எல்லா வகையிலையும் பதிவிட்டுட்டு வரோம் ஏதாவது சந்தேகம்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து தனியாக கேட்கலாம் கமெண்ட் பண்ணலாம் நான் பதில் சொல்கிறேன் சரிங்களா தொடர்ந்து நம்ம சேனலுக்கு வந்து வீடியோக்களை கேட்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரிங்களா இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது வந்து தொடரும் வம்ச சாபம் அது என்னங்க வம்ச சாபம் நீங்கள் நிறைய வீட்டில் நல்லா பார்த்துருந்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு ஆண்களோ பெண்களோ இல்லை குழந்தை பிறக்காமல் போடுறோ இல்லை திருமணமாகாமல் சித்தப்பா வழி உறவு இல்லை அப்பா வழி உறவு இல்லை தாத்தா வழி உறவு இல்லை ஏதாவது ஒன்று தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் இது ஏங்க இது ஏன் ஏற்படுது இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பெரும்பாலுமே எப்படி முதல்ல எந்த ஜோதிடர்கிட்ட அணுகணும் அப்படின்னு சொல்கிறேன் கர்ம ரீதியாக யார் பார்க்குறாங்களோ அவங்கக்கிட்ட நீங்கள் அணுகணும் இரண்டாவது பிரசன்னம் பார்ப்பவர் பார்ப்பவர்கள் கோச்சாரம் பிரசன்னம் பார்ப்பார் பார்ப்பவர்களுக்கு அவங்களுக்கு நல்லா இதில் அனுபவம் வாய்ந்தவர்களாக இருப்பாங்க அவங்கக்கிட்ட இதில் விஷயம் கேட்கலாம் என்ன பரிகாரம் செய்யலாம் என்ன செய்யலாம் சரிங்களா பரிகாரம்ங்கிறத வந்து ப அஞ்சாயிரரூவா பத்தாயிரரூபா பணம் செலவு பண்ணுறா இல்லைங்க கோயிலுக்கு போயிட்டு வரணும் அவ்வளோதான் சரிங்களா சில விஷயங்கள் கொஞ்சம் தாந்திரிக பரிகாரங்கள் இருக்குது அது ஓமம் பண்ணுறது அதுவும் நம்ம சொல்லுவோம் முதல்ல ஏன் இந்த வம்ச சாபம் ஏற்படுது அதாவது இது எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா முன்னோர்கள் வழியில் ஆரம்பிக்கிறோம் உங்கள் தாத்தா இல்லை கொல்லு தாத்தா இல்லை கொல்லு பாட்டி இவர்களின் வழியிலேயே ஆரம்பிச்சிடும் அதாவது அவங்க பிறக்கும்போது அவங்க காலத்தில் யாராவது ஒரு குடும்பத்துக்கு குடும்பத்துக்கு போயிருக்காங்க அந்த குடும்பத்தில் ஏற்பட்ட மனம் சஞ்சலம் அந்த தீதார பிரச்சனை மன மன வழியில் ஏற்பட்டு சில பேர் வந்து தூக்கு போட்டுக்கலாம் இல்லை அண்டை மாதிரி நடந்திருக்கலாம் அல்லது வந்து அவர்களை அந்த வழியை ரொம்ப அதிகமாக அனுபவிச்சிருக்கலாம் இன்னொருத்தரால் இல்லை பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையை அனுபவிச்சிருக்கலாம் இல்லை அவமானப்படுத்திருக்கலாம் இல்லை சில விஷயங்கள் அவர்களை ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கலாம் அப்படி பாதிப்பு ஏற்படுத்தி அவங்க மனம் உவந்து மனம் வெந்து அவங்க அவர்களுடைய இறப்பு சாந்தி பெறாமல் அதை நினச்சிக்கிட்டே இறந்துருப்பாங்க அது என்ன ஆகும்னா அந்த குடும்பத்துக்கு அஃபெக்ட் பண்ணிப்பாங்க அந்த குடும்பத்துக்காரங்க என்ன பண்ணியிருப்பாங்க ப்ராப்பராக வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு திடி கொடுக்குறது எதுவுமே பண்ணியிருக்க மாட்டாங்க இல்லை அவர்களின் ஆசைகளை நிறைவேற்றி இருக்க மாட்டாங்க இது என்ன ஆகும்னா ஏதாவது ஒரு ஜென்ரேஷன் ஒரு குறிப்பிட்ட ஜென்ரேஷன் பண்ணுற தப்பு என்ன ஆகும்னா இதை அடுத்து அடுத்த தலைமுறை தலைமுறை தலைமுறையாக தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் இது மட்டும் கடைசியில் பார்த்தீங்கன்னா கொள்ளு தாத்தா பண்ணியிருப்பார் பேரங்க அனுபவிச்சுட்டு இருப்பாப்புல ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காப்புல கொள்ளு தாத்தா ரொம்ப ஜாலியாக வாழ்ந்துட்டு போயிருப்பாங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம் அவர்கள் செய்கிற தப்பு ஏதாவது ஒரு ஜென் அடுத்த ஜென்ரேஷன் திரி கொடுத்துக்கணும் அதுக்கான சொல்யூஷன் என்ன இருக்குது அப்படிங்கிறத அவங்க பார்க்கணும் சரிங்க இந்த மாதிரி விஷயம் நடந்திருக்கு இப்போ என்ன பண்ணலாம் முதல் விஷயங்க ஒரு எழுபது சதவீதம் அனுபவிச்சே ஆகணுங்க தீர்க்க முடியாது ஏன்னா அவர்கள் அந்த வேதனையை ஏதாவது ஒரு வகையில் ஒரு ஜென்ரேஷன் அனுபவிச்சே தீரணும் சரிங்களா அப்படி அனுப்பு ஓரளவு ஒரு எழுபது சதவீதம் குறைந்த பிறகு அவரோட வீரி ஒரு மூணாவது ஜென்ரேஷன் நாலாவது ஜென்ரேஷன் அவங்க என்ன பண்ணுவாங்க கரெக்டாக இதெல்லாம் தெரிய ஆரம்பித்து அவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு நல்ல ஜோதிடர் பாட்டு அணுகி எந்த கோயிலுக்கு போகலாம் பெரும்பாலுமே இந்த மாதிரி வம்ச சாபம் தொடருன்னா உங்களுக்கு நீங்கள் ராமேஸ்வரம் போகலாம் ராமேஸ்வரம் ஸ்ரீரங்கம் போயிட்டு அது சில இல்லைன்னா திலகோமம் பண்ணலாம் வீட்டில் திலகோமம் பண்ணலாம் இல்லை உங்கள் வீட் நீங்கள் தொடர்ந்து வந்து எல்லாருமே கண்டிப்பாக வருஷ வருஷம் குடும்பத்தோட குலதெய்வ கோயிலுக்கு போகணும் குலதெய்வம் நீங்கள் சரியான குலதெய்வம் பல பேருக்கு தெரியறதில்ல அந்த குலதெய்வம் கண்டுபிடிக்கிறதும் பிரசன்னம் குலதெய்வம் பார்க்குறதுக்கும் தனியாக பிரசன்ன கருத்தாலாம் இருக்காங்க ஜோதிடர்கள்லேயே அவங்ககிட்ட போய் தாராளமாக கேட்டுக்கோங்க அவங்க என்ன சரியான குலதெய்வத்தை கண்டுபிடிச்சி கொடுப்பாங்க குலதெய்வத்தை குடும்ப குடும்பமாக குடும்பத்தோட வருஷம் வருஷம் போயிட்டு வணங்கணும் சரிங்களா அதுவுமே ஏன்னா நீங்கள் எல்லா கோயிலுக்கும் போயிட்டு குலதெய்வம் கோயிலுக்கு போய் போகலைன்னா எந்த ஒரு பலனுமே இருக்காது அப்படின்னா அந்த வம்ச சாபம் ஓரளவு தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும் அதுவும் இல்லாமல் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆகாமிய கர்மா நீங்கள் செய்யக்கூடிய கர்ம வினையை அடுத்தவங்களுக்கு ஒரு துன்பம் தராமல் கெட்டது செய்யாமல் தொடர்ந்து நீங்கள் நடந்துகிட்டு வரணும் சரி அதோட தெரியாமல் தெரிஞ்சிச்சு ஒருத்தர் இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு முறைப்படி செய்ய வேண்டிய காரியங்களை நீங்கள் சரியாக செய்யணும் இது உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணுமேங்கிறதுக்காக தான் நம்ம சொல்கிறோம் சரிங்களா அவ்வளோதான் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் நன்றி ஓம் சிவோம்